எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல் செல்ஃப் சாரீஸுங்க ஃபுல் கிராண்ட் சரி ஒர்க் இருக்கக்கூடியது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் சரி ஒர்க் இருக்கக்கூடியது கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் போடுங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் டிஃப்ரெண்ட் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறோம் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ் வர மாதிரியும் காட்டுங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ் வரக்கூடியது தான் அண்ட் ஆல்சோ பாடியிலையுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வந்து கான்ட்ராஸ்டாகவும் வந்துடுங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற சாரீ பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீம் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ எல்லோ கலர்லேயும் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்டட் ஒர்க் பண்ணியிருக்குங்க சரியுடைய number nine zero four blouse பிளைனாக இருக்குங்க அண்ட் இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்துடும் அந்த ஒர்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு ஃபீலே ஆகாது சாரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வியர் பண்ணியிருந்தாலுமே நாள் முழுக்க வியர் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஹெவினஸ் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க இது எல்லாமே sari number nine zero five பல்லுவன் ப்ளவுஸ் இது வந்து beige and black combination body of sari peacock blue கலரில் இருக்குங்க இதில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு பார்டர் வருங்க ஃபுல்லாகவே கோ சாரி சில்வர் டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குங்க ஃபஸ்ட்டு சாரியில் காப்பர் இப்போ செகண்ட் பார்க்குறதுல silver sari number nine zero six இப்போ செகண்ட் பார்த்த பேட்டர்னில் செகண்ட் கலர் சாரி இதில் pallu blouse same beige and black காம்பினேஷனுங்க body of sari green colour அழகே க்ரீனில் இருக்கும் சில்வர் டெஸ்டட் சரி ஒர்க்கில் இருக்குங்க இந்த சரி பொறுத்த வரைக்கும் சரி டெஸ்டட் சரி ஹாஃபைன் சரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft நம்ம ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நீங்கள் சாரி வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த பேட்டர்ன்லன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரீம் அண்டு பிளாக் மிக்சிங்கில் தான் இருக்குங்க அதாவது பெய்ஜுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இந்த பெய்ஜும் பிளாக் மிக்சிங்கில் இருக்கக்கூடியது தான் ஸோ அதனால் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஹூக்ஸ் மார்க்ஸில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகும் அண்டு சேரீல uh, பல்லுலையும் அண்டு ப்ளவுஸ் போர்ஷன்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா சில இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியும் எங்கெல்லாம் பிளாக் கலர் மிக்சிங் ஆயிருக்கோ நமக்கு அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number nine zero seven body of sari purple colour silver tested சரியில் ஒர்க் இருக்குங்க ஸோ இந்த சரியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் சூப்பராக இருக்குங்க வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஹெவி வெயிட்லாம் கிடையாதுங்க so around six hundred grams to seven hundred கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும் சாரியுடைய price eight thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க கைத்தறியில் நெசவு பண்ணது அண்ட் பியூர் சில்க் சாரீ உங்களுக்கு கிடைக்குது அதுவும் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்குது அப்படின்னா சூப்பரான ஒரு சாரீ ப்ரைஸ் தாங்க இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது sari number nine zero eight body of sari maroon பல்லுவன் ப்ளவுஸ் சேம் அது பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தாங்க நைன் ஜீரோ 909 ஸோ இந்த பேட்டர்ன்லயே நம்ம பார்க்குற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 same black and beige combination இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு பிளவுஸ் இருக்கிறதும் அண்ட் பாடி ஆஃப் சேரீல டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் எல்லாமே பியூர் சில்க் சாரீ ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க next sari number nine double one next பேட்டர்னில் இருக்கக்கூடியதுங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் பல்லுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் வருதுங்க ஸோ அந்த டபுள் ஷேட் எப்படி இருக்கும்னா அந்த கொஞ்சம் மெரூனும் அந்த ப்ளூவும் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வயலட் டோனில் கிடைக்குதுங்க டபுள் ஷேடில் வருதுங்க இந்த கலரை பொறுத்த வரைக்கும் டபுள் ஷேடு கண்டிப்பாக ஃபோட்டோவில் வந்து எக்ஸாக்டாக தெரியாது நீங்கள் வீடியோவில் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷேடு தெரியும் கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாமே வந்து தாராளமாக வந்து ப்ரைடலுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரிசப்ஷன்ஸ்க்கா அல்லது முகூர்த்தம்க்கா கண்டிப்பாக வந்து இந்த சாரீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கணும்னு இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி சாரீ நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெவியாகாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் sari number nine one two பல்லுவன் and blouse silver grey colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீனில் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ரீனுங்க பேஸ்டல் க்ரீனில் இருக்குது இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா நைன் டபுள் ஒன்னும் கோல்டு டெஸ்டட் சரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறதுமே கோல்டு தான் sari number nine one three same பேட்டர்னில் தேர்ட் கலர் சரி இதுமே பேஸ்டல் ஷேடில் தாங்க இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பீச்லேயே கொஞ்சம் பேஸ்டல் பீச்சாக இருக்கும் லைட் பீச்சாக இருக்கும் இதுலேயுமே கோல்டு டெஸ்ட் சரி தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் உள்ளே கூட பார்க்கலாம் நான் இப்படி திருப்பி காட்டும் போது உங்களுக்கு கட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து என்ன ஆகாதுன்னா ரொம்ப ஃபைனாக நம்ம நெசவு பண்ணியிருக்கிறதுனால எந்த கொலுசுலேயோ அல்லது பேங்கிள்ஸ்லேயோ கண்டிப்பாக மாட்டாதுங்க அந்த அளவுக்கு தான் வந்து அந்த நெசவு இருக்கும் தாராளமாக நீங்கள் உள்ளேயும் பார்க்கலாம் உள்ளேயும் நான் காட்டுறேன் இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கால் போர்ஷன் வருது அப்படின்னா ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து இலை எங்கேயுமே இல்லை கண்டிப்பாக வந்து மாட்டவே மாட்டாது sari number nine one four நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணதுனாலையும் கேட்டுக்கிட்டதுனாலையும் இந்த ஒரே வீடியோலே பார்த்துட்டிங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி சாரீஸ் வந்து நம்ம காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணவே முடியும் இந்த சரியோட பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து நேரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க இது எல்லாமே வந்து யூனிக் பீசஸ் ஒரு ஒரு பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு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 ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து லிட்டில் டிஃப்ரென்சஸ் வரதான் செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து pure silk so pure silk texture தாங்க இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளவளப்பாகவும் வளவளப்பாவோ இருக்காது அண்ட் இது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் sari number nine one six body of sari பார்த்துட்டிங்கன்னா க்ரீனில் வருது இதுலேயும் பாட்டமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது டாப்பில் இல்லை அண்டு இதில் சில்வர் டெஸ்ட் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க sari number nine one seven இந்த நைன் ஒன் செவனில் காப்பர் சரிங்க பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன் கலர் காஃபி ப்ரௌனில் இருக்குது நல்லா டார்க் காஃபி ப்ரௌனில் இருக்குதுங்க இதுலேயும் உங்களுக்கு பாட்டமில் மட்டும்தான் ஒர்க் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது அண்ட் சஜஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் போடுறது அல்லது பார்டர்லெஸ்ஸாகவே போடுறது இல்லை பாட்டமில் மட்டும் இருக்கிற மாதிரி போடுறது அண்ட் சில பேர் வந்து சில்வர் விரும்புகிறாங்க சில பேர் கோல்டு சில பேர் காப்பர் அப்படின்னு கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்கோங்க ஸோ அந்த வகையில் இப்போ இந்த சரி சரி நம்பர் நைன் ஒன் எயிட் இதுலேயும் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே பார்த்துட்டிங்கன்னா நேர்லி டென் இன்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கும் கீழே பாட்டமில் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் body of sari peacock blue கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்டர் சரி ஸோ இதுலேயும் வேணாலும் நான் உங்களுக்கு கீழே காட்டிடுறேன் பாருங்கள் ஸோ ரொம்ப ஃபைனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது வந்து உள் சைடு ஸோ இது வெளி சைடு உள் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஃபைனாக வந்து நெசவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கொலுசில் பேங்கிள்ஸில் எல்லாம் மாட்டாதுங்க sari number nine one nine இப்போ பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தாங்க காப்பர் சரி இதுலேயும் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் கிரே கலர்லையும் body of sari golden yellow கலர்லேயும் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க WhatsApp booking number nine zero four three eight zero nine five six two இந்த ச வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்டு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க எங்க ரிப்ளைக்காக ஏன்னா ஒவ்வொரு அப்டேட் நம்ம போடும்போது எல்லா குரூப்ஸ்க்குமே ஃபோட்டோஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஓல்டு மெசேஜஸ்ல இருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ஒன் பை ஒன்னாக ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஹாஃப் அன் நாது எடுத்துக்கும் ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதனால எங்கள் ரிப்ளைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓல்டு மெசேஜஸ்லேயே இருக்கும் சீக்கிரமாக பார்த்து உங்களுக்கு அனுப்பிடலாம் sari number nine two zero பல்லுவன் பிளவுஸ் டார்க் வயலட் கலர்லையும் பாடி ஆஃப் சாரி கிரீன்லேயும் இருக்குங்க இதில் கோல்டு டெஸ்டர் சரிங்க sari number nine two one nine two ஒனில் copper zari body of sari maroon பல்லுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த ஒரு சரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க டெலிவரி டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு சாரி புக் பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்க before five o'clock payment பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தாங்க டிஸ்பேச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவர் ஆயிரும் இதுவே சவுத் இந்தியா அப்படின்னா டூ டு ஃபோர் டேஸில் டெலிவர் ஆகும் நார்த் இந்தியானா four to six days international ஷிப்பிங்கும் ஃபோர் டு சிக்ஸ் டேஸில் டெலிவர் ஆயிருங்க நான் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் டேஸ் தாங்க சொல்கிறேன் இப்போ டூ டு ஃபோர் டேஸ்னால் டூ டேயில் கூட வந்துடும் சில டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியர்பை ஹப்பாக இருந்ததுன்னா ஹப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸாக இருந்ததுன்னா இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட ரீச் ஆகுதுங்க ஸோ அது வந்து ஏரியாவை பொறுத்து அந்த டெலிவரி டைம் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் டேஸ் வந்து நான் சொல்கிறேங்க sari number nine double two body of sari grey pallu and blouse dark violet இதுலேயும் கோல்டு டெஸ்ட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் sari number nine two three பல்லுவன் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன் இந்த சேரீயில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமும் கான்ட்ராஸ்டாகவும் வருதுங்க body of sari grey colour இதில் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் அதுவும் ஹேண்ட்லூம் மேட் கிடைக்கிது பியூர் சில்க்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க sari number nine two four and மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே பியூர் சில்க் சாரீஸ் வாங்கினாலுமே வித் சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோட வாங்குறீங்களான்னு பாருங்கள் அப்படி சில்க் மார்க்கோட வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்டில் வந்து அந்த சாரீ வந்து ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத வீட்லேயே செக் பண்ணிக்கலாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க sari number nine two four ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய கோன் மிக்சிங் பாலிஸ்டர் மிக்சிங் சாரீஸ் எல்லாம் கூட பியூர் சில்க்கு சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அதனால் நீங்கள் பியூர் சில்க் சாரீஸ் வாங்குறீங்கன்னா ரொம்ப அவேராக இருங்க nine two four body of sari ink ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன்லேயும் இருக்குங்க இதுவும் காப்பர் கலர் சரி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது சில்க் மார்க் ஸ்டிக்கர் நம்ம வந்து சைடில் பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்